சங்கத் தமிழ் கொண்டு தங்கம் மொழிதனில் பங்கமின்றி பைந்தமிழில் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன் என் பெயர் மு இணையவழி கல்வி மாணவர்களுக்கு சுமையானது என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் இந்த கோஎட் கிளாஸை விட கோவிட் கிளாஸ் ரொம்ப கொடுமையானது மடிக்கணினியில் பூக்கின்ற மல்லிகை மனம் வீசுவதில்லை கணிப்புரியில் பார்த்த வற்றல் குழம்பு சுவையை தருவதில்லை இதுபோலதான் இணையவழி கல்வியும் பள்ளியில வகுப்பறைக்குள்ள எப்ப ஆசிரியர் வருவார்னு வழிமேல் விழி வைத்து பார்ப்பது ஆசிரியர் வர கொஞ்ச நேரம் ஆனா கூட பள்ளி முழுவதும் அவரை தேடுவது உணர்வு பூர்வமான ஆசிரியரின் கதை வழி கற்பித்தலுக்காக காத்திருப்பது ஆசிரியரின் அனுபவங்களை மாணவர்களாக எங்களுடன் பகிர்வாரா என ஏங்குவது என இவையெல்லாம் என் கல்வி பயணத்தில் நான் அனுபவித்த பசுமை மாறா நினைவுகள் ஆனால் இன்றோ அதே ஆசிரியர்தான் இணையவழி கல்வி கற்பிக்கின்றார் கற்றலில் ஆர்வம் என்ற நிலை மாறி மன அழுத்தம் அதிகமாக உள்ளது அது மட்டுமா தொடர்ந்து மடிக்கணினியில் பாடங்களை கவனிக்கும் போது தீராத தலைவலி கண்ணெரிச்சல் கண்ணில் நீர் வடிதல் உடல் வெப்பம் அதிகரித்தல் என பல்வேறு உடல் உபாதைகளுக்கும் மாணவர்களாகிய நாங்கள் ஆளாகின்றோம் எனவே இணையவழி கல்வி சுமையானதே சுமையானதே இணையவழி கல்வி எப்படி தெரியுமா இருக்கு சோதனை தீரவில்லை சொல்லி யாரும் இல்லை முன்ன பின்ன அழுததில்ல சொல்லித்தர ஆளும் இல்ல சொல்லுங்க சொல்லுங்க அழுத்தி சொல்லுங்க இணைய வழி கல்வி சுமைதானுங்க இணைய வழி கல்வியில் ஒரு ஆசிரியர் ஒரு பத்து வரிகளுடைய ஒரு செய்யுளை பத்து பத்து முறை கற்பித்தால் கூட பொருள் புரிவதில் சிரமம் ஏற்படுகிறது காரணம் இயற்கையை என்றும் செயற்கையால் வெல்ல முடியாது ஆசிரியரின் நேரடி கற்பித்தல் இயற்கையானது இணையவழி கற்பித்தல் செயற்கையானது எனவே இணையவழி கல்வி இன்றும் என்றும் சுமையானதே சுமையானதே அது மட்டுமல்லாமல் தற்போது கொரோனாவின் தாக்கத்திற்காக இணையவழி கல்வி என்ற பெயரில் மாணவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அலைபேசியில் மூழ்கின்றனர் பாடங்களை கவனிக்கிறார்களோ இல்லையோ சமூக வலைத்தளங்களையே பார்த்து கொண்டு தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் போகிறது நீங்களே யோசித்து பாருங்கள் இது தொடர்ந்தால் நம் நிலை என்னவாகும் என்று பாசம் எனும் மூன்றெழுத்தை ஆசிரியர் எனும் மைந்தெழுத்தால் பெற்றோம் கடவுளை பார்த்ததில்லை